அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயிட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆக போகுது ஸோ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆகி நல்லா டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நம்ம வந்து எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் பிஎம் மார்க்கெட் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஸோ ஒரு டுவெல் பிஎம் அப்புறமா என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுன்றதை கொஞ்சம் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ப்ரீஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் அந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் செவன் ஒன் ஃபைவ்ல பைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் ஆச்சு கலர் கேண்டில் டூ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அந்த பையிங் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு ஒன் ஓ கிளாக் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கினதில் நமக்கு down side market break out அதனால் நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனட் ஆயிருக்கு ஸோ ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஜெனட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த செல் கால் தான் செல் கால்ன்றனால உடனே நமக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆன பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல sell at eight seven five two அதான் என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன் கீழே இருக்க red colour line target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line first target வந்து எயிட் செவன் தேர்ட்டின் இருக்குது டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு to twenty two point break out நமக்கு இப்போ தேவைப்படுது எவ்ரிடே இந்த சார்ட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட் நடந்த நெக்ஸ்ட் செகண்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும் entry point target one and two stop லாஸ்ட்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் எவ்ரிடே இந்த வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க மார்னிங் மார்க்கெட் கொஞ்சம் மார்க்கெட்டில் வால்யூம் நல்லா இருக்காது எப்பயாச்சும் வீக்லியில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நல்ல மூவ்மெண்ட் தரும் பேலன்ஸ் டேஸ் மூவ்மெண்ட் இருக்காது இந்த மாதிரி காண்டி மார்னிங் மார்க்கெட் நாங்கள் அவாய்ட் பண்ணிடுவோம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் கால் கூட பாருங்கள் நல்லா இன்னைக்கு ஆக்சுவலி மார்னிங்கில் நல்லா தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு பட் ஆனால் மார்னிங் மார்க்கெட் எவ்ரிடே வந்து கான்ஸ்டன்ட் ட்ரேட் பண்ணணும் நம்ம தொடர்ச்சியாக நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்ரிடே நல்ல வால்யூம் நல்ல வாலட்டில் இருக்கக்கூடிய டைம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ அதில் நமக்கு இன்றைக்கி ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு அந்த செல் கால் ட்ரேடிங் போயிட்டுருக்கு eight thousand fifty range eight thousand seven hundred and fifty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு மார்க்கெட் நல்லா டவுன் இறங்கணும் தேர்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க வரணும் ஸோ எப்போ அது நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது கீழே செகண்ட் டாரட்டும் இருக்குது ஃபஸ்ட் டாரட் சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்க வெளியே வந்துடலாம் செகண்ட் டாரட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறவங்க பண்ணலாம் நம்ம கிடைச்ச செல் கால் நெக்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா market down actually first ten மினிட்ஸ்லேயே நல்லா டவுன் இறங்குச்சு பட் அப்போ டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணல ரெக்கவரி ரெக்கவரியில் eight thousand seven hundred and sixty five போச்சு அகைன் ஒரு டூ கேண்டிலில் தான் டவுன் வந்துச்சு ஆனால் இப்போ பாருங்கள் எயிட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டவுனில் போயிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கிட்டக்க டவுன் சைடு இறங்கிருச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட் அந்த டவுன் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் டவுன் சைட் மொமெண்டமில் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் டூல் ஒரு டக்குன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் டக்குன்னு ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதை வச்சு நீங்கள் குரூடாயில் கூட ட்ரேட் பண்ணலாம் இல்லை நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்ரெண்ட் எதிர்பார்க்கலான்றத தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட இதை ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓகே இப்போ இந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐடியா வந்து வரலாம் இதை வச்சு உங்களால் ஓனாக நிறைய ஒரு ஐடியாஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம கிடைச்ச செல் கால் அதுக்கப்புறமும் ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருந்துச்சு செகண்ட் ஆர ட்ரெயின்ஸும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி டார்கெட் ஒன் அண்ட் டூவாக பிரேக் அவுட் வந்து இந்த சார்ட்டில் நமக்கு கிடச்சிருக்கு எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டில் பிரேக் அவுட் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது ஜெனரேட் ஆகிற கால்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம டெய்லி தான் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு